ஏசர் ஏசுஸ் ஹெச்டிசி இந்த பிராண்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பிராண்ட்லாம் மேட் இன் தைவான் போட்டிருக்கோம் அதாவது தைவான் நாட்டில் செய்யப்பட்டது யுனைடெட் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தைவானுங்கிறது ஒரு நாடே கிடையாது அதை எந்த வேர்ல்டு மேப்லையும் பார்க்க முடியாதுன்னு சொன்னா நம்ப முடியுமா உலகத்தோட செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கேபிட்டலாக இருக்க தைவான United Nations Republic of China தான் ரெக்கக்னைஸ் பண்ணுது